அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம க்ரூடா இல்லை ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டுவெல் டென் மேலே ஆகுது ஆக்சுவலி நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு ஜெனரேட் ஆகிட்டு மார்க்கெட் நல்லா போய்கிட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு இருந்தோம் டக்குன்னு நம்ம டைம் மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணாலும் நம்ம ஜஸ்ட் க்ரூடாயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆகிட்டு அந்த கால் இன்னும் லைவில் தான் இருக்குது இன்னும் அது டார்கெட்டோ ஸ்டாப்லாஸோ எதுவுமே வந்து டச் பண்ணல மார்க்கெட் மட்டும் அந்த செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் கிட்டக்க ஆக போகுது ஸோ செல் கால் பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட் ஒன் நைன்ட்டி செவனில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு செல் கால் வந்திருக்கு இப்போ எயிட் டூ ஜீரோ ஃபைவ்ல தான் ட்ரேடிங் போகுது ஸோ நல்ல ஒரு டென் பாயிண்ட் கிட்டக்க வந்து அப்பர் சைடில் ட்ரேடிங் போகிறனால ரொம்ப ஈஸியாக நம்மளால் என்ட்ரி வந்து எடுக்க முடியும் அடுத்து கீழே டார்கெட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்டில் நம்ம எவ்ரிடே ரெக்கமெண்ட் பண்ணுறது க்ரூட் ஆயிலுக்கு ஒரு ஆஃப்டர்நூனில் ட்ரேடிங் பண்ணுங்கள் அதுவும் வந்து மார்னிங் மார்க்கெட் நல்லா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஏன்னா மார்னிங் மார்க்கெட் ரொம்ப low volatile low volume low மூமெண்ட்டில் இருக்கும் அதே ஒரு கொஞ்சம் டைமிங் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக்லாம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மூமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தான் ஸோ அதுக்காண்டி தான் வந்து எவ்ரிடே வந்து ஒரு டுவெல் பிஎம் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ அப்படி நமக்கு இன்னைக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெனரேட் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் காலே வந்து இந்த செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் அப்படின்றதுனாலே நமக்கு ரெட் கலர் கேண்டில்ஸ் போய்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு இப்போ மார்க்கெட் ஆக்சுவலி ரொம்ப மேலே இருக்கு அப்படியே மார்க்கெட் மேலே போய் ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகுதா இல்லை அந்த செல்லிங் மொமெண்டம் கண்டினியூ ஆகி டக்குன்னு அந்த என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்செலாம் பிரேக் அவுட் கொடுத்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி மேலே ஆகுது நம்ம கிடைச்ச sell call up and down rally போனாலும் மார்க்கெட் வந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் டவுன் சைட் பிரேக் அவுட் பண்ணுச்சு என்ட்ரிக்கு கீழே அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் அந்த டவுனில் ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ கேண்டில்ஸில் first target range break out இப்போ நமக்கு market eight one seventy range வரைக்கும் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ நமக்கு கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டார்கெட்டை ரொம்ப ஈஸியாகவே வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறமும் நல்ல ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு அதில் செகண்ட் டார்கெட் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் டக்குன்னு லைவ் மார்க்கெட்டில் நீங்களே நல்லா ட்ரேட் பண்ணலாம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணாலே உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியும் ஏன்னா இது அவ்வளோ சிம்பிளான சார்ட் தான் எவ்ரிடே நீங்கள் சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ